வணக்கம் என் பெயர் தன்விதா நான் யூகேஜி படிக்கிறேன் ஒரு கதை கேட்கலாமா மூன்று பெண்கள் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சான் ஹலோ ஒரு இரண்டாவது மீன் புத்திசாலி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குமா மூன்றாவது மீன் விவேகமான மீன் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யுமா அப்படின்னு நினச்சிக்கும் ஒரு நாள் ரெண்டு நிலவர உட்காந்து பேசிட்டு கேட்டுச்சா என்ன பேசினாங்க அழகான ஏரி இவ்வளோ பார்க்காம போச்சே நீங்களாம் பழைய எப்படி துளி துளி விளையாடுதுன்னு நான் வலையை பிடிக்கிறேன் மீன்களை பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு மீனவர் சொன்னாராம் இன்னொரு மீனவர் வேணாம் எனக்கு ரொம்ப களைப்பு அதுவும் இல்லாமல் சாயந்தரம் ஆயிடுச்சு நாளைக்கு காலையில வரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்களாம் விவேகமான மீன் போய் உடனே அவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லலாம் சொல்லிச்சாமா மீன் நண்பர்களே கரையில ரெண்டு மீனவாரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் நாளைக்கு காலையில வந்து நம்மளை பிடிக்க போறாங்க அதனால நம்ம தெரிஞ்ச வழியில வேற ஏரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு புத்திசாலினி என்ன சொல்லிச்சான் நான் இங்கதான் வளர்ந்து பிறந்தேன் ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சான் விதிங்கிற மீன் வந்து எது விதிப்படி விதிப்படியே நடக்கட்டும் நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சான் விவேகமான மீன் போயிடுச்சான் மறுநாள் காலையில ரெண்டு மீனவர்கள் வந்தாங்களாமா வலைய பிரிச்சாங்களாம் மீன்கள் பிடிச்சாங்களாம் நிறைய மீன்கள் மாட்டிச்சான் அதுல ரெண்டு மீன் மாட்டிச்சான் புத்திசாலி மீனும் விதிங்கிற மீனும் மாட்டிடுச்சு புத்திசாலி மீன் என்ன பண்ணுச்சான் இறந்து போற மாதிரி நடிச்சுதான் என்ன இந்த மீன் இறந்து போயிடுச்சு சொல்லி ஒரு மீனவரை எடுத்து ஏரிக்குள்ளே வீசிட்டாராமா விதிங்கிற மீன் வந்து துள்ளி துள்ளி விளையாடுதான் என்பதை இந்த மீன் துள்ளிட்டே இருக்கு தலைவர் அடி போடு அடி போட்டு தூக்கி போயிட்டாராமா நீதி என்ன